அனைவருக்கும் வணக்கம் சென்னையிலேருந்து ஏழ்மலை பேசுகிறேன் இப்போது என்னென்னா கண்ணை மூடிக்கின்னு பண்ணுறது அது ஒரு ரூமுக்குள்ளே ஒரு தியானம் ஆனால் ஐயா எப்படி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கண்ணை திறந்துக்கினே தியானம் பண்ணுங்க அப்படின்னாரு என்னடா அது கண்ணை திறந்து தியானம் பண்ணுன்றாரு அப்படின்னாரு எப்படின்னா புறத்தில் வந்து தியானமாக செயலை செய்யுங்க அப்படின்னாரு நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா டிவி பார்த்துக்கினே சாப்பாடு பிணைஞ்சி சாப்பிடுவோம் அப்போ என்னென்னா எனக்கு இந்த சாப்பாட்டில் அந்த ருசியும் ஒன்றும் தெரியாது டிவியில் இருக்கிற அந்த ரசனையை தான் எனக்கு தெரியும் என்னடா இது ஐயா சொன்னார் செயலை வந்து தியானமாக செய்யுங்க புறத்தில் செயலை தியானமாக செய்யுங்க அப்படின்ட்டு சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்புறம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணேன் சாப்பிட்ற விஷயத்த ஃபஸ்ட்டு ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியம் அதனால் என்ன பண்ண இந்த சாப்பிட்ற விஷயத்தில் அந்த சாப்பாட்டை வந்து நல்லா பார்த்து பிணைஞ்சி குழம்பு கரெக்டாக ஊற்றி அள்ளி மெதுவாக டேஸ்ட் பண்ணி அதை ரசித்து சாப்பிடும்போது அதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் விதவிதமாக விதவிதமாக இருக்கிறத ருசியும் போது இந்த நாக்கு வந்து அப்படியே தியானமாக அதில் அதில் ஒருநிலைப்படுத்துகிறேன் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவ்வளோ டேஸ்ட்டு தெரியுது இவனால் எவ்வளோ மண் அள்ளி சாப்பிட்ற மாதிரி லொடுக்கு லொடுக்குன்னு சாப்பிட்டு போயின்னே இருந்துருவோம் ஆனால் ஐயா சொல்லுவார் தியானமாக செய்யுங்க உங்கள் செயலை தியானமாக செய்யுங்கன்னு அப்புறம் வந்து அதேமாரி சட்டை அயன் பண்ணாலும் அதை நிதானமாக அயன் பண்ணினா ரொம்ப அருமையாக இருக்குது கிளியராக இருக்குது குளிக்கும்போது ஒவ்வொரு நகத்தையாக சுரண்டி அப்படியே அதை தியானமாக கண்ணை திறந்துக்குனே தியானம் பண்ணுறது இதுதானா அப்போ தான் எனக்கு தெரியுது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் சுரண்டி க்ளீனாக கழுவி உடம்பு கைக்கெல்லாம் தேய்ச்சி அவ்வளோ அருமையாக அப்போது நம்ம இந்த புறத்தில் நீங்கள் தியானமாக செய்யுங்க இங்கேயே மனோலயம் இங்கேயே மனோலய நாசம் எல்லாம் இங்கேயே இருக்குங்க ஒரு வேலை நான் செய்யும்போது அதை உன்னிப்பாக கவனித்து செய்யும்போது நிறைய ஐடியாக்கள் வருது ஏன்னா அந்த வேலை மேலேயே நான் முழு ஃபோக்கஸ் பண்ணிடுறேன் அப்போது நிறைய ஐடியாக்கள் வருது அந்த ஐடியாக்கள் அது கூட சேர்ந்து அப்போது அந்த வேலை செய்யும்போது ரொம்ப யாரும் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார் செய்கிற வேலையை திருந்த செய் அப்படின்னு நீங்கள் தியானமாக செய்யுங்க கரெக்டாகவே செய்ய வருது திருத்தமாகவே செய்ய வருது வண்டி ஓட்டும் போது வண்டியில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ரொம்ப லேசாக இருக்குங்க சும்மா வண்டி ஓடுறதே தெரியல அப்போது இந்த தியானன்றது வந்து நம்மளை ஏதோ இந்த ஆகாயத்தில் மிதந்துன்னு போகிற மாதிரியே வேலை செய்கிறோம் அப்போது இந்த ஒரு பாட்டு கூட ஒன்று கேட்டேங்க வாழ்வேதவம் உண்மையிலே தியானம் வந்து நீங்கள் இது அப்படி பழக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன் என்ன ஆகுதுன்னா வாழ்க்கையே தியானமாக மாறிடுதுங்க உண்மையிலே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க டிவியை பார்த்து ஒரு ஒரு படம் பார்க்குறேன்னா அந்த படத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு காட்சிக்குள்ளேயும் போய் பார்க்குறேங்க அதில் ஃபுல் ஃபோக்கஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா முன்னெல்லாம் டிவி பார்த்தோன்னா சும்மா அந்த ஏதோ பாட்டு கேட்பேன் அதெல்லாம் கேட்பேன் இப்போ அந்த டிவியில் உள்ளே போ பார்த்தோன்னா அந்த மாட்டு கழுத்தில் இருக்க அந்த மணி தனியாக ஆடுறது தெரியுது அதோடைய சலங்க சத்தம் தனியாக கேட்குது பாட்டு தனியாக கேட்குது பாட்டில் சேர்ந்த இசை தனியாக கேட்குது ஒரு ரசனையாகவே இருக்குங்க அதை தான் ஐயா சொல்லுவாரா புறத்தில் தியானமாக செய்யுங்க தியானம் கவனிங்க கவனித்தல் எந்த இடத்துல எதை கவனிக்கணுன்றது தெரியுது விழிப்பு ரோடு கிராஸ் பண்ணும்போது விழிப்பு <laughs> ரோடு கிராஸ் பண்ணுங்க எல்லாம் இவ்வளோ அருமையாக இருக்குங்க அப்போ ஐயா நீங்கள் ரூமுக்குள்ளே உக்காந்துன்னு பண்ணுறத விட நீங்கள் வெளியில் வந்து பண்ணி பாருங்களேன் நீங்கள் உண்மையிலேயே இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப வெற்றிகரமான ஒரு செயல்லாம் எனக்கு நடந்திருக்கு அப்போது இந்த தியானம் வந்து ஆழ் மனசில் இருந்து நமக்கு கிடைக்கிற சக்தி முடியாததையும் முடிய வைக்கிற சக்தி இது உண்மையிலே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதை பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் அனுபவித்து பாருங்கள் எவ்வளோ அருமை ஐயாவுக்கு தாங்க நன்றி நன்றி வணக்கம்